இப்போ நம்ம லிவர் பாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் லிவர் ரொம்ப நல்லது அது நம்ம ஹீமோக்ளோபின் குறைஞ்சிருந்தால் கூட அது இன்க்ரீஸ் பண்ணும் இது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் அரை கேஜி லிவர் ரெண்டு வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு சின்ன தக்காளி ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் கொத்தமல்லி மஞ்சத்தூள் சிறிதளவு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் பட்டை லவங்கம் சிறிதளவு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா உப்பு தேவைக்கேற்ப எண்ணெய் கொஞ்சம் தண்ணி செய்கிறதுன்னு நம்ம இப்போ எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பேனில் எண்ணெய் காஞ்சதும் பட்டை லவங்கம் சீரகம் போட்டுக்கலாம் இது பொறிஞ்சு வரும்போது வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் அதிகம் வந்துடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் கலக்கி விடுங்க தக்காளியோட எல்லா மசாலாவும் ஆட் பண்ணணும் தக்காளி சீக்கிரம் வெந்துடும் ஒரு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேகட்டும் தக்காளி தக்காளி வந்து வந்துடுச்சு கொஞ்சம் மசிச்சு விடுங்க தக்காளி மசாலாவோட கலந்து வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து லிவரை போட்டுக்கலாம் நல்லா கலந்து விடுவோம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இங்கே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கலரி விடுங்க லிவர் வெந்துடுச்சு உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் மிளகு தூள் தூவி கலக்கி நம்ம எடுத்து விடலாம் காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ வந்து ஃபைனலாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம் நான் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் பட் நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகாத்தூள் குறைச்சிட்டு மிளகுத்தூள் வந்து நிறையா சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம லிவர் மசாலா ரெடி ஆகிடுச்சு இது சாதத்துக்கு சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கொடுங்க இன்னும் நிறையா ரெசிபீஸ் எங்களோட ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கணுன்னிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்